எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சிலம்பரசன் தடையவியல் துறை சென்னையிலேருந்து வரேன் இதுதான் என்னோடய முதல் மேடை அதையும் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இங்கே வந்து நான் பெருசாக கற்றுக்கிட்டது டைம் மேனேஜ்மெண்ட் நான் ஒரு நாள் கூட அஞ்சு மணிக்கு ஏந்திச்சதே கிடையாது வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தால் முதல்ல அஞ்சு மணிக்கு ஏந்து ஏந்திரிக்க கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி சாப்பாடுனா பத்து நிமிஷம் சாப்பிட்டு ஏந்திரிக்கணும் அப்படின்னா இங்கே வந்தால் கற்றுக்கிட்டேன் நானும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருக்கனால இவங்க சொல்லிக் கொடுத்த எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒன்று ஒன்று நம்ம போய் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம சீனியர்கிட்ட இதை சொல்லிக் கொடுங்க இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணணும் பவானி சார் டைமிங் அப்படி இல்லை நாலு வருஷத்தில் கற்றுக்கிட்டதை இங்கே நாற்பது நாளில் கற்றுக்குறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ஃபோர் ஃபோர் நைன்